வீட்டை காமிக்கிறேன் இன்னும் நான் பெயிண்டிங் ஒர்க்கு அதெல்லாம் எதுவும் பண்ணல பெயிண்டிங் ஒர்க் பண்ணலாம் இன்னும் தர போடணும் மாடி மேலே மாடி மேலே தரனா கீழே வந்து டைல்ஸ் ஓட்டணும் மாடி மேலே தளம் போடணும் அப்புறம் அப்புறம் அந்தமாரி சின்ன சின்ன இன்னும் நிறைய வேலை இருக்குது சின்ன சின்ன வேலைன்றது பெரிய பெரிய வேலை தான் இருக்குது ஏன்னா டைல்ஸ் போட் டைல்ஸ் போடணும் பெயிண்டிங் ஒர்க் இருக்குது அப்புறம் இந்த இது அப்புறமா சொல்கிறேன் அது முதல்ல பவுண்ட்ரி காமிக்கிறேன் அந்த கல் இதெல்லாம் புத முடியுங்க இதோ இது பாரு கல் இந்த கல் இது ஒரு பவுண்ட்ரி இப்படி இந்த கிராஸில் அப்படி போனோம் இப்படி பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மலைலாம் தெரியுதா மலை தெரியுது இந்தாண்ட ரோடு இப்போ பைக் ஒன்று போவோம் பைக் ஒன்று கிராஸ் ஆகும் பாரு அப்படியே பாரு அது போயிடுச்சு கிராஸ் ஆகி போயிடுச்சு அப்படியே ரோடு மேலே தான் இடம் தார் ரோடு மேலே தான் இடம் இது நம்ம நம்ம இடத்துல இருக்கிற இந்த இது வேப்ப மரம்லாம் இருக்குது இந்த இப்போ தெரியுது பாரு ரோடு ரோடு தெரிதா பாரு நான் தூக்கி கையை தூக்கி காமிக்கிறேன் பாரு அதான் ரோடு ஸோ இந்த வீட்டில் வந்து இந்தமாரி சிம்பிளாக ஒரு சின்னதாக ஒரு வீடு கட்டலான்னு வந்தேன் வீடு கட்டி இதுக்கப்புறம் என்னால் காட்டேஜ் கட்டுறதுலாம் ஏதாவது இந்த இந்த நீ தான் நிறைய இடத்துல நீ இப்போ வெளிநாட்டுலாம் போயிருக்க உனக்கு எங்கேயாவது பார்த்துருப்பா பாரு இந்தமாரி வந்து இந்த கூரை மாதிரியே போட்டு மேலே மஞ்சம்பில் வச்சு ஈகோ ஃப்ரெண்ட்லி காட்டேஜ்னு எங்கேயாவது பார்த்துருப்போம் அந்த மாதிரி தான் கட்டணும் ஏன்னா அதுக்கு ஆகிற செலவு பார்த்தோன்னா எக்கச்சக்கமாக ஆகுது இரு கொஞ்சம் பேக் போய் காமிக்கிறேன் வீட்டை கவர் ஆக மாட்டேன் இந்த வீடியோவில் இருக்கா அந்த ரைட் சைடில் சூரியன் சூரியன் இருக்கிறதுனால என்னால் இப்படி கரெக்டாக அதை காமிக்க முடியல ம் இப்போ கொஞ்சம் தெரியுதா அப்போ கூட இதுதான் அந்த வீடு தெரியுதா ஹேண்ட் வேறு ஷேக் ஆகுது ஸோ இது மேலே ஃப்ரண்ட்டில் இருக்க இதெல்லாம் பிடிங்கி போடணும் மழை பெஞ்சு விட்டுச்சாங்காட்டியும் பூரா எங்கே எங்கே பார்த்தாலும் புதம் முடிங்க கிடக்குது இதெல்லாம் இதெல்லாம் பிடிங்கி போட்டு அது சும்மா எல்லாம் அதை படிக்கட்டா சின்னதாக ஒரு இது மாதிரி போர்ட்டிக்கோ மாதிரி இந்தாண்ட எதுவும் இல்லை இந்த பக்கம் ஃப்ரண்ட்டில் மட்டும் போர்ட்டிக்கோ ஒன் சைடட் இப்போது சின்னதாக இதை பார் இந்த டிசைனில் ஒரு அருகால் வச்சுருக்கேன் இப்போது இதை வந்து உள்ளே வந்துருங்க இதான் ஹால் இந்த ஹாலில் வந்து இந்த டிசைனில் ஒரு சின்னதாக ஒரு ஷோ கேஸ் மாதிரி ஒன்று ரெடி பண்ணியிருக்கிறேன் அப்புறம் இது கிச்சன் கிச்சனில் வந்து பார்த்தோன்னா இப்போ ஃப்ரண்ட்டில் ஹால்லேருந்து பார்த்தோன்னா இந்த வழியாக வரும் இந்த வழியாக வரும் வந்து நேராக பார்த்தோன்னா ரெண்டு ஓப்பனிங் இருக்குது அப்புறம் இதே ஹாலில் வந்து என்ட்ரன்ஸ் இது என்ட்ரன்ஸ்னால் என்ட்ரன்ஸ்லேருந்து இப்படி வந்து வந்த உடனே உள்ளே வந்தோடனே ரைட் சைடில் பார்த்தோன்னா நான் பாத்ரூம்க்காக இது பாத்ரூம் இது வந்து பாத்ரூம் இது டாய்லெட் இந்த இடத்துல வந்து ஒரு ஒரு பக்கம் பாத்ரூம் கட்டணும் ஒரு பக்கம் டாய்லெட் கட்டணும் ஸோ இது வந்து கீழே தர தரப்போன போடாமல் வந்து நான் இன்னும் பீங்கெல்லாம் வாங்கி ஒரு ஓப்பனிங் இருந்தது நான் க்ளோஸ் பண்ண சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க இங்கே பார் நல்லா காத்தோட்டமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட்டில் அந்த பாத்ரூமோட அதுக்கு எதிர்பார்க்கமா ஓப்பனிங் எவ்வளோ பெரிய ஓப்பனிங் வச்சுருக்கேன் பார் நான் ஜன்னல் வைக்கணும்னு வச்சேன் இது உள்ளே வர காற்றே வந்து வீட்டுக்குள்ளே வராமல் இருக்கணும் ஸ்மெல்லாம் வராமல் இருக்கணும் இப்போ நான் கிச்சன் காமிக்கிறேன் பாரு இதுதான்ப்பா அந்த கிச்சன் கிச்சன்லேயும் வந்து நான் ஒரு டோர் வச்சுருக்கேன் வெளியே வெளி வெளியில் போகிறதுக்கு இது உள் பக்கமாக காமிக்கிறேன் பாரு இப்படி காமிச்சா வெளிச்சம் அதிகமாக இருக்குது அதனால தெரிய மாட்டேங்குது கிச்சன் பக்கமாக கொஞ்சம் ஷெல்ஃப் வச்சுருக்கேன் இந்த ரைட் சைடில் ஷெல்ஃப் வச்சுருக்கேன் கீழே இன்னும் தரப்போடாமல் இருக்குது இதுதான் சமையல் மேடை சமையல் மேடை வெளிச்சம் அதிகமாக இல்லை இருந்தாலும் இங்கேருந்து பார்த்தா தெரியுதா இதான் இங்கேருந்து கிச்சன்லேருந்து மலையோட வியூ எல்லா சாமானும் இங்கே தான் வச்சுருக்கோம் இன்னும் இது கம்ப்ளீட் பண்ணல அந்த மேலெல்லாம் பார்த்தோன்னா இந்த டீட்டெயில்ஸ்லாம் தெரியும் உனக்கு கிச்சனுக்கு வந்து சும்மா ஒரு டிசைன் ஒன்று போட சொல்லியிருந்தேன் ஆர்ச் போட முடியலன்னு சொல்லிட்டு இந்தமாதிரி டிசைன் போட்டு விட்டாங்க இது வந்து பெட்ரூம் சின்ன பெட்ரூம் தான் ரொம்ப பெரிய பெட்ரூம் இல்லை கீழே சிமெண்ட்லாம் இருக்குது என்ட்ரன்ஸ் வழியாக உள்ளே வந்தோமா இந்த என்ட்ரன்ஸ் வழியாக தான் உள்ளே வந்தோம் அந்த போர் தெரியுதா அந்த வழியாக வந்து நேராக வந்து இப்படி உள்ளே வந்தேன் உள்ளே வந்து அப்படியே இப்படி கொஞ்சம் தூரம் வந்து ஷெல்ஃபு இப்படி திரும்பணும்னா லெஃப்ட் சைடில் திரும்பணும்னா பெட்ரூம் வந்துடுது இது பெட்ரூமில் இருக்க ஷெல்ஃபு பெட்ரூமில் ரெண்டு ஜன்னல் வச்சுருக்கேன் இது மலையோட வியூ தெரியுதா ஆ தெரியும்னு நினைக்கிறேன் இது மலையோட வியூ இது இங்கே சின்னதாக ஒரு கட்டில் ஒன்று போட்டு இங்கே இங்கே இந்த பக்கமும் ஒரு மலை இருக்குது இது ஒரு ஏதோ ஒரு இது வேடியப்பன் ஒரு மலை இது வேடியப்பன் மலை கவுத்தி மலைன்னு சொல்லுவாங்க சரிவா இப்போ நான் உனக்கு மாடி கூட்டு போய் காமிக்கிறேன் இந்த லைட் இப்போ எங்கேயுமே எப்பயுமே எரிஞ்சிட்டே இருக்குது எனக்கு பார்த்தோன்னா ஃப்ரண்ட்டில் வந்து அகலம் வந்து இருபத்தி ரெண்டு அடி சைடில் அதாவது ஃப்ரண்ட்டில் இந்த அடி இருபத்தி ரெண்டு அடி வச்சேன் அப்புறம் இந்த உள் உள் பக்கமாக இருக்கிறது வந்து இருபத்தோரு அடி வச்சுருக்கேன் இருபத்தி ரெண்டுக்கு இருபத்தோரு அடி வச்சுருக்கேன் அப்புறமா என்னாச்சு பாத்ரூமுக்கு அப்புறம் செப்பரேட்டாக கட்டலான்னு பார்த்தேன் அப்புறம் ஒன்றா சேர்த்து கட்டலான்னு சொல்லவே சொல்லிட்டு எல்லாம் சொன்னாங்க அப்புறம் இந்த பாத்ரூம் அட்டாச் பண்ணிட்டேன் இது ஒரு இது இந்த பக்கம் ஒரு தொண்ணூறு தொண்ணூறு அடி இருக்கும் பாத்ரூம் மட்டும் தனியாக தெரியும் தனியாக இருக்குது அது வீட்டுக்குள்ளேயே தான் இருக்குது ஆனால் தனி செப்பரேட் இப்போ நான் மாடி கூட்டு போய் காமிக்கிறேன் ஒன்று மாடியிலேருந்து உனக்கு ஏதோ இங்கே டேங்க்லாம் கட்டியிருக்கோம் இது மலையோட ஃபுல் வியூ இங்கேருந்து பார்த்தா உனக்கு தெரியும் இப்போ வீட்டோட என்ட்ரன்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோன்னா இதோ ஒரு இது பார்ப்பீன் பிரவீன் இந்த வழியாக தான் வந்தேன் அது இது பண்ண நம்ம பைக் அது தெரியுதா நம்ம வீட்டில் இருக்குமே அந்த பைக் தான் அது வீட்டுக்கு ஃப்ரண்ட்டில் இருக்க காலியான இடம் நாற்பத்தி ரெண்டு சென்ட் இல்லை அதில் வந்து நான் என்ன ஒரு மிஞ்சி போனால் ஒரு ஒரு சதுர் ஒரு சென்டில் தான் நான் வீடே கட்டியிருப்பேன் இது சைடில் இருக்கிற இடம் இது என்ட்ரன்ஸு இது சைடில் இருக்கிற இடம் தான் சுற்றி காமிக்கிறேன் இப்போ பெரிய இடம்லாம் கிடையாது சின்ன இடம்தான் இது வந்து இந்த கிச்சன் கிச்சன் பக்கமாக இருக்கிற அந்த அந்த படிக்கட்டு தெரியுது பாரு கீழே இப்போ பேக் சைடு காமிக்கிறேன் இது பேக் சைடு நம்ம பார்டர் இப்படி கிராஸாக போகிறதுனால உனக்கு ஓட்டி வச்சுருந்தா நம்ம புதார புதார முளைச்சுங்க இது புதையெல்லாம் பிடிங்க போடணும் இந்த டேங்க்கு வந்து இந்த சைடில் இருக்கிற இது வந்து அந்த பாத்ரூம் சொன்னால அந்த பாத்ரூம் ஓப்பனிங் விட்ருக்குன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் இருக்குது